எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை முன்னணி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வீட்டுக்கடன் தொடர்பான சலுகைகளை அறிவித்துள்ளது இந்நிலையில் வீட்டுக்கடன் தொடர்பாக கட்டுமான நிர்வாகிகள் தொடர்பான சந்திப்பு நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் Yeah. So good evening, uh, friends. Uh, so today we are going to have a builders meet in Coimbatore, yes. and uh, SBI has been, you know, uh, the front runner in the housing loan segment, and we have reached five trillion mark uh, in the housing loan business uh, in India.